பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தமிழ் கல்வெட்டுகளை நம்மளால் பார்க்க முடியும் வணக்கம் friends welcome back to our channel இன்றைக்கி நம்ம மலையேற்ற பயணத்துக்காக எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐயர்மலை அப்படிங்கிற ஒரு ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் ஐயர் மலை இந்த மலைக்கு தான் இன்றைக்கி நம்ம ட்ரெக்கிங் போக போகிறோம் இந்த மலை எங்கே இருக்குது நம்ம எப்படி வரணும் அப்படிங்கிறத நம்ம இப்போது தெரிஞ்சுக்கலாம் நாங்கள் எப்படி ஐயர் மலை வந்தோம் அப்படின்னா முசிறி வழியில் நேரடியாக குளித்தலை வந்துட்டோம் குளித்தலையில் டவுன் பஸ் மூலியமாக ஐயர் மலைக்கு நாங்கள் வந்தோம் இந்த ஐயர் மலை எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குளித்தலையிலேருந்து மணப்பாறை போகிற வழியில் தான் இந்த ஐயர் மலை அமைஞ்சிருக்கு குளித்தலையிலேருந்து மணப்பாறை போகிற மெயின் ரோட்டில் ஐயர்மலை அமைஞ்சிருக்கிறதுனால எனி டைம் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பஸ் சர்வீஸ் அங்கே கிடைக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஐயர்மலை இருக்கக்கூடிய கார் பார்க்கிங் ஏரியா இங்கே கட்டணங்கள் வசூல் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு தெரியல ஏன்னா நாங்கள் பஸ்ஸில் வந்தனால இதை பற்றி முழு விவரம் எங்களுக்கு தெரியலை இதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அடிவாரத்தில் இருக்கக்கூடிய மண்டபத்தில் இப்போ நம்ம நின்றுட்டுருக்குறோம் மண்டபத்தில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம மலையேற ஆரம்பித்தாச்சு ஐயர் மலையோட அடிவாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கோயில்கள் இருந்தது எல்லா கோயில்லையும் வழிபாடுகளும் நடந்துக்கிட்டு இருந்தது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெகு விரைவில் வந்து ரோப் கார் சர்வீஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க அதுக்கான சோதனை ஓட்டம் இங்கே நடைபெற்றுக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதனுடைய கட்டுமான பணிகளும் சிறப்பாக இங்கே பண்ணிகிட்ருக்காங்க கூடிய சீக்கிரத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐயர் மலையில் வந்து ரோப் கார் சர்வீஸ் வந்து கூடிய சீக்கிரத்துலேயே வந்துடும் அப்படின்னு நினைக்கிறோம் ரோப் கார் சர்வீஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த ரோப் காரில் நம்ம போகும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கிடைக்க வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது அதையும் தாண்டி பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு பாறை இருந்தது அந்த பாறை கடியில் பார்த்திங்கன்னா ஒரு கோயிலும் இருந்தது அதுக்குள்ளே ஒரு பூசரியும் இருந்தார் அந்த கோயிலுடைய பேக் சைடு தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மலையினுடைய அடிவாரத்திலிருந்து சுமார் ஆயிரத்தி பதினேழு படிகளை கொண்ட இந்த மலையை இப்போ நாங்கள் ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் படிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்டீப் ஸ்லோப்பாக இருக்குது பாருங்கள் கீழேருந்து மேலே ஏறி வரது கொஞ்சம் சிரமம் தான் சும்மா போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்தோம் ஆனால் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்டீப் ஸ்லோப்பாக இருக்குது செங்குத்தான படியாக இருக்குது உண்மையிலேயே கொஞ்சம் ஏறி வரது கொஞ்சம் சிரமம் தான் நினைக்கிறேன் வாங்க அப்படியே போய் பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட தூரம் மேலே ஏறி போயிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு அந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா படியேறி போயிட்டுருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய குரங்குகள் தான் ஜாஸ்தியாக இருக்குது ஏகப்பட்ட குரங்குகள் இருக்குது அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஏறி போயிட்டுருக்குறோம் வாங்க மேலே போக மேலே போக பார்க்கலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே கரெக்டாக வந்து வெயிலில் மாட்டிக்கிறோம் இப்போ காலங்காத்தால் நம்ம கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு எப்போ பார்த்தாலும் ஆல்ரெடி நம்ம தலைமலை ட்ரெக்கிங் போயிருந்தோம் தலைமலை வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போது ஐயர் மலை வரும்போதும் ரொம்ப லேட் ஆகிடுச்சு வெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பட்டையை கிளப்புது படியேறி போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது கீழே பார்த்திங்க அப்படின்னா வியூ சூப்பராக தெரியுது வேறு லெவலில் இருக்கவங்களுக்கு அடுத்து காமிக்கிற மாதிரிங்க அப்படின்னா நிறைய குரங்க பார்க்க முடியுது இந்த மலையில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய குரங்குகள் இருக்குது நம்ம ஏதாவது பை கொண்டு வரோம் அப்படின்னா குரங்குகள் வந்து பையை பிடுங்கிறதுக்கு பார்க்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த குரங்குகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே தண்ணிக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்மளால் முடிஞ்சது ஒரு வாட்டர் கேனில் ஒரு பாட்டில் தண்ணி கொண்டு வந்தோம்னா கூட அங்கங்கே சின்ன சின்ன தொட்டிகள் வச்சுருக்காங்க அந்த குரங்குகளுக்கு அந்த தொட்டியில் வந்து நம்ம ஒரு தண்ணி ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட குடிநீர் ஆதாரத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மலையை நீங்கள் ஏறணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டர் கேன் உங்களுக்கும் நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது ஏன் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ரொம்பவும் செங்குத்தான படிகளாகவே இருக்கிறதுனால நம்ம மேலே ஏறி வர்றதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் ஸோ நம்ம தண்ணி கொண்டு வர்றது ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு விஷயம் கொஞ்சம் தூரம் மேலே ஏறி வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா சப்த கன்னிமார்களுடைய கோயிலை பார்க்க முடியும் அது பார்க்குறதுக்கே ரொம்பவே நல்லா இருந்தது வாங்க உள்ளுக்கு போய் பார்க்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா கன்னிமார்களோட கோயிலாக இருக்குது ஆனால் அந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது பயங்கரமாக இருக்குது இந்த இடம் பாருங்க ரெண்டு பா ஒரு பாறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாக பிளந்துருக்கு பாருங்கள் இதுதான் நம்ம இங்கே வந்து வரத்துக்கான வழி இந்த வழியில் வந்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சாமிகள்லாம் நம்மளால் பார்க்க முடியும் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு பாறை இருக்குது என்னோடய பேக் சைடில் இந்த பாறை ஒன்று அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் இன்னொரு பாறை இது கடையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா சாமி இருக்குது இது பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் வந்து ப்ரோக்கன் ஆகிருக்கு ஓகே இந்த பாறை எப்படி ப்ரோக்கன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பாறை எப்படி பிளவுபட்டிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் இது புவியியல் ரீதியான ஒரு மாற்றத்தினால் இந்த பாறை பிளவுபட்டிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐவர் மலை ரத்னகிரி மலை சிவாலய மலை ரத்னமலைன்னு பல பெயர்களால் இந்த மலை அழைக்கப்படுது இங்கே இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கதான் அந்த சப்த கன்னிமார் தெய்வங்கள் நாங்கள் அவர்களை வணங்கிட்டு மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் அந்த தெய்வங்களை வணங்கிட்டு வந்த கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குகை ஒன்று நாங்கள் பார்த்தோம் அந்த குகை வந்து பயங்கரமாக இருந்தது மிகப்பெரிய ஒரு பாறை இருந்தது அந்த பாறை கடியில் தான் இந்த குகை வந்து அமைஞ்சிருந்தது அந்த குகை மேலே இருந்த ஒரு பாறையில் சில ஓவியங்களை பார்த்தோம் என்னன்னு எங்களுக்கு தெரியல தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குகை ஒன்று இருக்குது அந்த குகைக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் இங்கே போகக்கூடாதுன்னு ஆல்ரெடி முள் போட்டு வச்சுருக்காங்க ஆனாலும் உள்ளுக்கு போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போகிறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் உள்ளுக்கு போகிறாரு இந்த ஒன்றுக்கு போக முடியல முடிஞ்ச வரைக்கும் உள்ளுக்கு போகிறோம் பாருங்க சும்மா வேறு லெவலில் இருக்குது போக பாருங்க பாறைக்கு அடியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்தாச்சு உங்கள் பாருங்கள் உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு சும்மா வேறு லெவலில் இருக்குது உள்ளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பாறைகள்லாம் உடஞ்சிருக்கு இது வந்து ஆபத்துன்னு சொல்லி இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா முள்ளெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க சரி உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கொக்கோ கூலர் வந்து நம்ம வந்துருக்குறோம் இப்போ பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் இதை யாருமே ட்ரை பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா திடீர்னு ஏதாவது வர நேரத்தில் ஏதாவது க்ளோ ராக் ப்ரோக்கன் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம உயிருக்கே ஆபத்து ஸோ இதை யாரும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த கோவக்குள்ளே நாங்கள் வந்திருக்கோம் ரொம்பவே பயங்கரமாக இருக்குது பார்த்தோம் அப்படின்னா ஐயர் மணிக்கு வந்திருந்தோம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு புதுசாக கிடச்சிருக்கிறாங்க உண்மையிலே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஹாய் சொல்லுங்கள் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவபக்தர் நிறைய கோயிலுக்கெல்லாம் போயிருக்கிறாரு நிறைய விஷயங்கள் நமக்கு சொன்னார் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் வாங்க அடுத்த அப்படியே நம்ம அடுத்த ஸ்டெப்பு போகலாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓகே வாங்க அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவபக்தர் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு விபூதி பூசி விட்டு பட்டம் ஒன்று போட்டு விட்டார் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கிட்டத்தட்ட கோயில் பக்கம் நம்ம நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக பிரம்மாண்டமாக ஒரு பாறை இருக்குது அந்த பாறையோடு சேர்த்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோயில்கள் அங்கே கட்டப்பட்டிருக்கு அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன சிற்பங்களை நாங்கள் பார்த்தோம் அந்த சிற்பங்கள் மிக அழகாக செதுக்கப்பட்டிருந்தது அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன தூண்களில் சிற்ப வேலைப்பாடுகளும் மிக அருமையாக செஞ்சுருக்கிறாங்க அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தியானம் செய்யக்கூடிய சிலையை பார்த்தோம் அது சேதமடைஞ்சிருந்தது இந்த மலைப்பகுதியானது சுமார் கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி நூற்றி எழுவத்தெட்டு அடி உயரத்தில் இந்த கோயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இரநூத்தி எழுவத்தஞ்சு புனித தலங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததென வரலாற்று தகவல்கள் கூறுறது அப்படின்னா பயங்கரமான வெயில் ஸோ எல்லா படிகளும் பார்த்தீங்க அப்படின்னா பாறையாளான படி அப்படிங்கிறதுனால ரொம்பவே பயங்கர சூடாக இருக்குது ஏறி வர்றது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது மதிய நேரத்தில் வரதை விட காலைல வந்தோம் அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் சுரேசனை பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வீடியோ எடுத்துக்கிட்டுருக்காரு கீழே வந்து நம்ம ரோப் கார் பார்த்துருப்போம் அந்த ரோப் காரில் வந்து நம்ம இறங்குற இடத்த தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து நம்ம கோயிலோட பின்புறத்தை நம்மளால் பார்க்க முடியுது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய தமிழ் கல்வெட்டுகளை நம்மளால் பார்க்க முடியுது உண்மையிலேயே பெரிய விஷயம் இது எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய தமிழ் கல்வெட்டுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது எனக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ தமிழ் கல்வெட்டுகள் வந்து இங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்ம படிக்கிற மாதிரி தான் இருக்குது பட் மீனிங் தான் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது வாங்க நம்ம சிவனை பார்க்குறதுக்கு அடுத்து போகலாம் கீழே வரும்போது உங்களுக்கு நான் விவரமாக காமிக்கிறேன் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிபி பதினோராம் நூற்றாண்டுலேருந்து பதினாறாம் நூற்றாண்டை சார்ந்த சுமார் ஐம்பது கல்வெட்டுகளுக்கு மேலே இங்கே இருக்கிறதா சொல்லப்படுது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய மண்டபத்துக்கு நம்ம வந்துட்டோம் இப்போ நம்ம கோயிலுக்கு போக போகிறோம் இந்த மலையில் பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமான் தான் இருக்கிறாரு அவருடைய பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரத்னகிரீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அகத்தியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மதிய நேரத்தில் இவரை தரிசனம் பண்ணனால இவரை மதியான சுந்தரம் என கூட அழைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாமியெலாம் கும்பிட்டு முடிச்சாச்சு இப்போ வந்து நம்ம கோயில் விட்டு வெளியே வந்துட்டோம் உள்ளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோன் வந்து நாட்டு அலவுடு ஸோ நம்ம வந்து உள்ளுக்கு வந்து ஃபோனில் வந்து ஃபோன் கொண்டு போகலாம் பட் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா வீடியோ எடுக்க முடியாது ஃபோட்டோ எடுக்க முடியாது இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே முடிச்சுட்டு வெளியே சாமியெலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு சிவனோட தரிசனம் உண்மையாலுமே கிடச்சி பெரிய விஷயம் அப்புறம் மேலே வந்ததுக்கப்புறமேட்டு வியூ வேறு லெவலில் இருக்குது உண்மையாலுமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வியூ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் எயிட்டி டிகிரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வியூ இருக்குது ஒரு ஒன் சைடு கோயில் இருந்தால் த்ரீ சிக்ஸ்டி வியூ தான் நம்ம சொல்ல முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த கோயிலை சுற்றியே ஒரே வியூவாக தான் இருக்குது வேறு லெவலில் இருக்குது நாங்கள் காலைல வந்திருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக காமிச்சிருக்க முடியும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ கோயிலுடைய இன்னொரு பகுதியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக நம்மளால் பார்க்க முடியுது இந்த பகுதிகளில் பார்த்திங்க அப்படின்னா பிடிமான எதுவுமே கிடையாது இது உங்களுக்கு நான் அப்புறமேட்டு காமிக்கிறேன் இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது வியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியுது நாங்கள் வந்தப்போ கொஞ்சம் மிஸ்டி கவராக ஆகிருந்தனால எங்களால் கரெக்டாக காமிக்க முடியல நீங்கள் வந்து ஒரு நல்ல கிளைமேட் கண்டிஷனில் நீங்கள் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா வேறு லெவலில் வந்து எதிர்பார்க்க முடியும் உங்களால் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய பள்ளம் வந்து இங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து புடிமானம் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது நம்ம குழந்தைகளை கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக அந்த இடத்துல இருக்கணும் நம்ம அதே மாதிரி நம்மளாக இருந்தாலும் இந்த பகுதிகளில் வந்து குரங்குகளோட நடமாட்டம் இருக்கிறதுனால அது நம்மளோட பைய பிடுங்கிறதுக்கோ இல்லை நம்மள்கிட்ட வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு ரியாக்ஷன் காமிக்கிறதுக்கு வந்துச்சுன்னா நம்ம பயந்து கீழே விழுந்துருவோம் ஸோ அந்த எஜ்ஜுக்கு போகாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து செங்கற்களை வச்சு தான் அந்த பகுதி வந்து கட்டப்பட்டிருக்கு அது சரியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது நம்மளோட கடமை அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்து பார்க்குறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய வியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அருமையாக இருந்தது இந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி அதாவது பார்த்திங்க அப்படின்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் வியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக இருந்தது உண்மையாலுமே நம்ம ஹில் டாப் போனதுக்கப்புறமேட்டு உண்மையாலுமே ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் தான் இதை நம்ம சொல்ல முடியும் இந்த ஹில் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோயிலும் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கு பார்க்குறதுக்கே ரொம்பவே நல்லா இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன சிற்ப வேலைப்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க அதைத்தான் நான் உங்களுக்கு இப்போது காமிச்சிக்கிட்டு இருக்கேன் நம்ம இப்போ நிற்கக்கூடிய பகுதிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டேஞ்சரான பகுதின்னு தான் சொல்ல முடியும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரும்போதோ இல்லை நம்மளும் நிற்கும்போது கூட பார்க்குறோம் அப்படின்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் அந்த இடத்துல நம்ம நிற்கணும் திரும்ப வரும்பொழுது கல்வெட்டுகளை உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலம் என இந்த ஐயர் மலை வந்து பார்த்திங்க அப்படின்னா போற்றப்படுது இது ஒரு அருமையான ஒரு விஷயம் கூட நம்மளால் சொல்ல முடியும் இந்த மலையை விட்டு நாங்கள் இறங்கி வர வழியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடம் இருந்தது சரி அங்கே போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அங்கேருந்து பார்க்கும் பொழுது அந்த கோயிலும் அழகாகவே தெரிஞ்சது அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் நின்றுக்கிட்டு இருந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது அந்த பள்ளத்தாக்கிலேருந்து கீழே பார்க்கும்போது அங்கே கிடைச்ச வியூவும் உண்மையிலேயே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தது அங்கே இருக்கக்கூடிய பாறைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா மிக பிரம்மாண்டமாக இருந்தது அந்த இடத்துல இருந்து அந்த கோயில் பார்க்குறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நம்ம மேலே பார்த்த மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ரொம்பவே ஸ்டீப் ஸ்லோப்பாக இருந்தது இங்கே மக்கள் நடமாட்டமும் ரொம்பவே கம்மியாக இருந்தது ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கு வரும் பொழுது நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறது ரொம்பவே ஒரு அவசியமான ஒரு விஷயம்னு நம்ம சொல்லலாம் இங்கேருந்து பாருங்கள் வியூ வந்து சும்மா வேறு லெவலில் இருந்தது உண்மையாலுமே எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா சாமிலாம் கும்பிட்டு படையை விட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டோம் பெரிய லெவலில் ஒரு அட்வென்ச்சரான ட்ரிப் இல்லைனா கூட மேலே வந்து வியூ வந்து வேறு லெவலில் இருந்தது உண்மையாலுமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வியூ தான் நாங்கள் வந்து சரி படிக்கட்டில் தான் ஏறி போகிறோம் அப்படின்னு என்னடா ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சோம் ஏன்னா நம்ம ட்ரெக்கிங் தான் பிளான் பண்ணது பட் பார்த்திங்க அப்படின்னா படிக்கட்டில் ஏறி போகிற மாதிரி இருந்தது படிக்கட்டெலாம் பார்த்தீங்கனால பயங்கர ஸ்டீப் ஸ்லோப்பாக இருக்குது செங்குத்தாக தான் கொஞ்சம் ஏறி போகிற மாதிரி இருக்குது அப்படி ஏறி போனாலுமே மேலே மலை மேலே ஏறி போனதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வியூலாம் சூப்பராக இருந்துச்சு உண்மையாலுமே வேறு லெவலில் இருந்தது நீங்கள் வந்தீங்க அப்படின்னா வியூ வந்து சூப்பராக இருக்கும் பட் ஒரு நல்ல ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான் ஆனால் வந்து நீங்கள் வியூ விரும்புகிறீங்க ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வரலாம் முடிஞ்ச வரைக்கும் மார்னிங் வந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா ஈவினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா சன்செட் வந்து நமக்கு ஆப்போசிட்டில் போயிடுது சன்செட் ஆப்போசிட்டில் போயிடுச்சுன்னா ரொம்ப கிளியர் அடிக்குது ராக்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டார்க்காக தெரியறனால நம்ம வந்து மார்னிங் வந்தோம் அப்படின்னா வியூ வந்து வேறு லெவலில் இருக்கும் ஓகே இப்போ நம்ம வந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம் கீழே போயிட்டு அடுத்து என்ன பிளான் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க அடுத்து கீழே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மலையை விட்டு இறங்கியாச்சு நம்ம வந்து ரொம்ப கீழே வந்துட்டோம் இன்னொரு ரெண்டு இது தாண்டினோம் அப்படின்னா கீழே போயிடுவோம் கீழே வந்து காமிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய லெவலெலாம் ஒன்றும் இல்லை மேக்ஸிமம் வந்து நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் தம்பி வந்து ஹாய் காமிக்கிறாரு தம்பிக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க கீழே வந்து ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் காமிச்சிருப்பேன் காமிக்கிற அளவுக்கு வேறு எதுவும் இல்லை ஆல்ரெடி எல்லாமே வீடியோவிலே பார்த்துருப்பீங்க இதோட நம்ம வீடியோ முடியுது அடுத்த ட்ரிப்பில் வந்து கண்டிப்பாக சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு யாருக்கா யூஸ் ஆகுனா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய ட்ராவல் சம்மந்தப்பட்ட வீடியோஸு ட்ரக்கிங்கு அந்த மாதிரி வந்து நிறையா வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஓகே நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே சி பாய்